சோகல காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுக்கான கண்ணு கைஸ் பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்துருப்பீங்க one GB to six GB lag fix தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ உங்கள் ஃபோன் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் விளாண்டு ரொம்பவே சோம்பேறி பற்றி அது எப்படி சொல்கிறது ரொம்பவே மொக்கையாக ஃபு கைஸ் அதை வந்துட்டு எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருப்பீங்க ஓகேவா அது வந்துட்டு அந்த பண்ண ஒரு அழுத்த அழுத்திங்க ஓகேவா அந்த சிவப்பு கலரில் இருக்கிறத அப்படி ஒரு அழுத்த அழுத்திங்க அப்படின்னா வந்துட்டு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதை வந்துட்டு பண்ண அழுத்திங்க ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிற வந்து சொல்ல போகிறதுல ஓகேவா ஸோ வித்தியாசமாக தான் சொல்ல போகிறோம் ஸோ ஃப்ரீ ஃபயரை வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ ஹோம் பேஸில் இருக்கும் ஃப்ரீ ஃபயரை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் போது ஸ்டோரேஜ் டேட்டா ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா அதை வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை ஓகேவா மிக்காக இருக்கிற எல்லா ஆப்பும் ஓகேவா ஸ்டோரேஜ் பூஸ்ட் பண்ணுற எல்லா ஆப்பையும் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் டேட்டா வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க ஓகேவா ஸோ டூ ஜிபி ரேமுக்கு மட்டும் சொல்கிறேன் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு தேவைப்படுது அதனால் வந்துட்டு நான் ஆஃப் பண்ணலை ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஆஃப் பண்ண வேண்டியது அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்துட்டு செட்டிங் ஓப்பன் பண்ணிக்க ஓகேவா ஸோ அடிஷ்னல் செட்டிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க அடிஷ்னல் செட்டிங் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா கைஸ் டெவலப்பர் ஆப்ஷனை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு பில்ட் டிஃபால்ட்டு நம்பரை வந்து செவன் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் சர்ச் பண்ணும் ஓகேவா ஸோ இது தெரியல அப்படின்னா வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க டெவலப்பர் ஆப்ஷன் ஆன் ஆயிரும் ஓகேவா ஸோ ஆன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் அவுட் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு விண்டோஸ் அனிமினேஷன் ஸ்கேல் அப்படின்னு வந்துட்டு இருக்கும் அது வந்துட்டு நான் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸில் வச்சுருக்கேன் நீங்கள் வச்சுருக்க வேண்டியது ஆஃப் ஓகேவா ஸோ ரொம்பவே மோசமாக உங்கள் டிவைஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அனிமினேஷன் வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க அதுதான் உங்கள் டிவைஸுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ மோசமாக உங்கள் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஆஃப் பண்ணி வைங்க அனிமேஷன் மூணுமே மூணுமே பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ஸ் நான் வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஆஃப் பண்ணி வைங்க ஓகேவா ஸோ ஸ்மாலஸ்ட் வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா நண்பா இது வந்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பண்ணாதீங்க நான் சொல்ல மாட்டேன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க அப்படின்னா தான் நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ நான் நானூற்றி நாற்பது டிபிஐ வச்சுருக்கேன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நீங்கள் தப்பு ஓகேவா ஸோ நானூற்றி நாற்பது வந்துட்டு நீங்கள் ஒரு அறநூறு அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதை சேஞ்ச் பண்ணவே செய்யாதீங்க அப்படியே வச்சுருங்க ஓகேவா ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கிறனால வந்துட்டு ஃபோனே சுத்தமாக கிராஷ் ஆயிரும் ஃபோனே சுத்தமாக எரி தூக்கி எறிகிற நிலமையில கூட ஆயிரும் ஓகேவா ஸோ சேஞ்ச் பண்ணுறது தான் மிக மிகப்பெரிய தப்புன்னு சொல்லுவோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்லணும்னா பா பவர் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா நண்பா இது வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லேக் பிக்ஸில் ஆட் ஆகுது நான் வந்துட்டு ஒரு போனஸ் ஸ்டிப்பாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ பவர் மானிட்டர் வந்து ரொம்பவே ஹெட்சாட் விடுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன் கூட சொல்லலாம் ரெட்மி ஃபோனில் அவைலபிளாக இருக்குது ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ நான் யூஸ் பண்ணுறேன் வேறு லெவலில் ஹெட் உழுது ஓகேவா ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேவா ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லிமிட் நான் வச்சுருக்கேன் ஓகேவா ஸோ நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வைக்கிறது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் ஓகேவா so no no background process வந்து வச்சுருங்க ஓகேவா ஒருவேளை உங்கள் மொபைல் வந்துட்டு ஃபோர் ஜிபி ரேம் மொபைலாக இருந்தது அப்படின்னா வந்துட்டு அட்மாஸ்ட் டூ ப்ரோசஸ் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சிக்ஸ் ஜிபி ரேம் மொபைலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லிமிட்டே வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுக்கு மேலே போக வேண்டாம் அட்மோஸ்ட் ஒன் வைக்கிறதே பெரிய விஷயம் தான் நான் இருப்பேன் ஓகேவா ஸோ டூ ஜி ரேமாக இருந்தால் மட்டும் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரான விஷயம் ஓகேவா அதுக்கப்புறமா ஃபோர்ஸ் ஆக்டிவ் பி ரீசேசபிள் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆன் பண்ணி வைங்க மெமரி கார்டு போட்டிருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணி வைங்க ஓகேவா ஸோ உங்கள் ஸ்டோரேஜ் உள்ள எல்லாத்தையுமே வந்துட்டு மெமரி கார்டில் காப்பி பண்ணி கொடுக்கும் இந்த ஆப்ஷன் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணால் கூட அந்த ஆப்ஷன் வந்துட்டு அதில் சேஞ்ச் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வைக்கிங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா ஃபைல்ஸ் கோ அப்படிங்கிற ஒரு அப்ளி அப்ளிகேஷன் வந்து இருக்கும் அது வந்துட்டு நீங்கள் டவுன்லோடே பண்ணலை அப்படின்னா வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு பாருங்கள் இந்த எல்லோ கலரில் காமிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இப்போ ஏழு புள்ளி ஐம்பது ஜிபி யூஸ்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் காமிக்கிறது பூராமே நான் வந்துட்டு ஸ்டோரேஜில் ஆட் ஆகாத ஒரு விஷயம் ஓகேவா ஸோ ஸ்டோரேஜில் ஆடே ஆகலை ஆனால் வந்துட்டு அது டிவைஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது காமிக்கு பார்த்தீங்களா ஓகேவா ஸோ அதனால் வந்து இந்த ஆப் வந்து நான் யூஸ் பண்ணுற ஓகேவா ஸோ நீங்கள் தேவைன்னா அதை வந்துட்டு ட்ராஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா வந்துட்டு அப்படியே டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு விஷயமாக வச்சு வச்சுருக்காங்க ஸோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா மெமரி கார்டு வந்துட்டு அப்படியே இருக்குது பார்த்தீங்களா ரொம்பவே சோம்பேறிப்பட்ட மாதிரி தான் இருக்குது மெமரி கார்டு சோம்பேறிப்பட்டு இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ராஷ் கேன் மட்டும் அது வந்து இருக்கிறனால இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ப்ரொமோட் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்துட்டு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அதனால் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இதில் வந்து க்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாமே இதில் வந்துட்டு ஆட் ஆகிருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் தனியாக ஒரு ஆப் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஓகேவா ஸோ ஃபோர் ஸ்டாப் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கொடுத்து மற்ற அப்ளிகேஷனை இது பண்ணி விட்ருங்க ஃபைல் ஸ்கோ அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு டெலிட் பண்ணிடுங்க இது வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் ஓகேவா ஸோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ஸோ இருங்க நான் வந்துட்டு செக் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் எல்லா ஆப்ஷனும் சொல்லிட்டனான்னு பார்த்துக்கிறேன் ஓகேவா ஸோ ஆப்ஸ் ஓகேவா ஆப்ஸ் இது வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் ஒரு ஆப்ஸ் இருக்கிற உங்கள் சிஸ்டம் ஆப்ஸ்னு வந்துட்டு இருக்கும் இந்த சிஸ்டம் ஆப் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு டெலிட் பண்ண முடியாது ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆப் ஃபோர் ஸ்டாப் வந்து கொடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ சிஸ்டம் ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கோங்க மேனேஜ் ஆப்ஷன் இருக்கும் இந்த மேனேஜ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெலிட் பண்ணிங்க தேவையில்லாத அப்ளிகேஷனை செக் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ இது வந்துட்டு சோம்பேறி பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்கள் டிவைஸ் அப்படியே மட்டும் தான் இருக்கும் அதனால் வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க தேவையில்லாத அப்ளிகேஷனை ஓகேவா ஸோ அதை வந்து இப்போ செக் செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் எனக்கே தேவையில்லாத அப்ளிகேஷன் நிறைய வச்சுருக்கேன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி சோம்பி இப்படி தான் வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிங்க ஓகேவா ஸோ இதுக்கு மேலே போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு வந்து வீடியோ லென்த்தாக போய்கிட்டே இருக்கும் ஸோ இன்னும் நிறையா பேசிகிட்டே இருப்பேன் ஸோ வீடியோ அதனால் முடிச்சுக்கலாம் பாய்